So welcome guys to my another video என்னோட போன வீடியோவில் பார்க்கலன்னா நான் ஒரு கேமரா ஸ்டெபிலைசர் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் என் லிங்க் அமைச்சிருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த வீடியோ பற்றி கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா வரும் ஸோ என்னோட போன வீடியோவில் எல்லாம் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பிளேசர் வச்சு ஒரு சாம்பிள் காமின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிங்க ஸோ ரொம்ப பேசாமல் let's get to video so நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த போல்ட் வச்சுட்டு ரெண்டு நட்டு வச்சுட்டு டைட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்கள் மைக்கை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அடுத்த நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த உங்கள் மொபைல் ஹோல்டரை யூஸ் பண்ணிட்டு அதே போல்ட்டால் நம்ம அதை டைட் பண்ணிடணும் அண்ட் அந்த என் கேப்பை நம்ம அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஆடியோ கேபிளை கனெக்ட் பண்ணிடலாம் Mm-hmm.